இன்றைக்கான ரேண்டம் ஷோ டோட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரித்து ராகாஸ் இவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்கள் பேரும் நம்ம வீடியோவில் வரும் இப்போ வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சைடில் இருக்க விசுவு வைக்கிற வீடியோ எப்படி அதுவும் கேமரா இருக்கு ஆன்லைனில் எப்படி வீடியோ போட்டு எடுக்குதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டெல்லாம் கண்டுபிடிக்குங்க நெக்ஸ்ட் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இப்போ எப்படி கம்ப்யூட்டர்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அங்கே இப்போ நம்ம வீடியோக்குன்னு பார்த்தலாம் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டர் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்க வீடியோ ரெக்கார்ட் ஆன்லைன் ஃப்ரீ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் ஓகே அதை கிளிக் பண்ணுங்க நம்ம ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்படி தான் வரும் ஓகே அது லோட் ஆகும் ஸோ லோட் ஆனாலையும் லோடு தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வரும் அதிகமாக தெரியும் இங்கேயே என்னோட ஸ்க்ரீன் இருக்குது இங்கேயும் இருக்குது ஓகே இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ இருக்கும் இதில் குவாலிட்டி எல்லாமே வச்சுக்கலாம் யூஎஸ்பி கேமரா என்ன குவாலிட்டி மைக்கு எல்லாமே வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா சேவா என்னன்னு கேட்டு நான் இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வீடியோ எடுத்துருவோம் ஹலோ காய்ஸ் மை நம்ம ஸ்ரீ விக்னேஸ்வர் ஓகே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் நான் விக்னேஷ் ஸ்டேஷன் சேனலுக்கு ஓகே இப்போ நம்ம பாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சேவ் அதெல்லாம் கேட்கும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீக்னஸ் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்